வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தேர்ட்டின் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு ஸோ மண்டே ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் தான் போயிட்டுருக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து மார்க்கெட் க்ளோசிங் அப்போ பைக்கால் வந்தபடி க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அதனால தான் உங்களுக்கு கேண்டில்ஸ்னுடைய கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது ஸோ இந்த கேண்டில் கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பையிங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு so down trend selling trend ஆரம்பிச்சிருச்சுன்றனால கேண்டில் நமக்கு ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு sell at thirty six thousand five hundred and eighty seven அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கால்ஸும் வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ இந்த கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேண்டிஸ்டிக் சார்ட் பிரேக் அவுட் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகுது ஸோ பிரேக் அவுட் என் சைடு வருதோ அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வரும் கரண்ட்டில் இப்போ பையிங் ட்ரெண்ட் பை கால்னா கால்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு செல் ட்ரெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெண்டுக்கு கால்ஸ் ரிப்பீட் ஆகாது ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலான்றதுக்கு ப்ரிகாஷனாகவே ரெடியாகவே வந்து இருக்கலாம் ஸோ இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் கேண்டில் வந்து ரெட் கலரில் போயிட்டுருக்கு செல் வந்து என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம் அப்படின்றதுக்கு sell at thirty six thousand five hundred and eighty செவனில் செல் பண்ணலான்ட்டு வந்திருக்கு கீழே ஃபஸ்ட் ஸ்டார்ட் பார்த்தீங்க அப்படின்னா thirty six thousand four ninety five so thirty six five hundred ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்மளால் ஃபஸ்ட் டாரட்டே வந்து ரீச் அவுட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் என்ன கால் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம் ஸோ வந்திருக்க காலும் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்க மாதிரி இருக்குது நாம் வந்து இப்போ நிஃப்டியும் பார்த்துடலாம் ஸோ நிஃப்டிலையும் என்ன கால் என்ன மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்ற ஐடியாஸ் வந்து கிடச்சிரும் இது பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுலேயும் வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகலே டவுன் சைட் தான் வந்து வருது seventeen thousand three hundred and thirty ரேஞ்சில் நமக்கு வந்து ட்ரேடிங் போனது இப்போ செல் கால் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ நிஃப்டிலையும் செல் கால் ஜெனரேட் ஆயிடுச்சுன்றனால கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு நமக்கு செல்லிங் ரேஞ்ச் வந்து seventeen thousand three hundred and thirty நல்ல ரேஞ்ச் தான் ஸோ இதில் நம்ம வந்து எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்க அப்படின்னா seventeen thousand two hundred and eighty eight so இப்போ நமக்கு கிடச்சிருக்க இந்த என்ட்ரி வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆகும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஃபோர் ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்குமே செல்லிங் ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்குது நிறைய டைம் வந்து இன்பிட்வீனில் ஒரு ரெண்டு டைம் இறங்குச்சு பட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடாக இப்போ தான் ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் டவுன் சைடில் ஃபோர் சிக்ஸ்டி வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் மார்க்கெட் ஒரு டூ டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சை நோக்கி டவுன் சைடில் வந்துச்சு பட் டவுன் சைடில் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ண முடியல அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இப்படி தான் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல நைன் சிக்ஸ்டீனுக்கு வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டென் மினிட்ஸில் நமக்கு செல்லிங் ரேஞ்ச் வந்தாலும் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ல மிஸ் ஆயிருந்துச்சு அகெயின் இப்போ ஒரு நைன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் ஜெனரேட்டாக இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly put option thirty seven thousand put option இந்த வீக் எக்ஸ்பைரி ஆக போகிறது ஃபைவ் எயிட்டி ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பைக்கால் வந்திருக்கு வந்திருக்கிறது சிக்ஸ் சிக்ஸ்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு இன் பிட்வீனில் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் டவுன் சைட் போனாலும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு ஸோ செல் கால் வந்துச்சு அப்படின்றனால நம்ம புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் இதே பைக்கால் வந்திருந்தால் கால் ஆப்ஷன் ஷோ பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் டேரெக்டாகவும் ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணி அதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஃபியூச்சர் பேஸ்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ டேரக்ட் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் மட்டும் ரெஃபர் பண்ணுறோம் ஸோ அதில் தான் சார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும் ஸோ அதனால் அதில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு மெசேஜ் அனுப்புங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிருந்தது seventeen thousand three two thirty ஒனில் அது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நமக்கு டூ எயிட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டூ எயிட்டி ஃபைவ் வரைக்கும் இறங்கியிருக்கு டவுன் சைடில் ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட்டில் ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் ஆனது நல்லா செகண்ட் ஆர்ட் ரேஞ்ச் வரைக்கும் போச்சு பட் மார்க்கெட் இப்போ ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த ரெக்கவரி ஆகுதுன்றனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது இப்போ தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா எபோ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வந்திருக்கு இப்போ தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகுது அப்படின்றனால நமக்கு செல்லிங் ட்ரெண்ட்லேருந்து பையிங் ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ பைக்கால் வந்திருக்குன்றனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு buy at thirty six thousand five தேர்ட்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty six thousand six twenty one இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற க்ரீன் கலர் லைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லைன் ஸோ இப்போதைக்கு நமக்கு பை ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபிஃப்டி த்ரீ ஆகுது நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் போச்சு மார்க்கெட் ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருந்துச்சு இந்த லெவன் டு டுவெல் வந்து பட் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டியில் வந்த பைக்கால் இப்போ சிக்ஸ் தேர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ரைஸ் ஆகுது ஏறுது அப்படின்னா பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில் வரும் செல்லிங் ட்ரெண்டாக ரெட் கலர் கேண்டில் வந்துட்டு ஸோ மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சார்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ